இன்றைக்கி நம்ம கார்ன் சில்க் வச்சு ஒரு சூப் போடலாம் இது வந்து மக்காச்சோளத்துள்ள வந்து இருக்கிற ஒரு விதமான முடி மாதிரி இருக்கும் மக்காச்சோளம் உரிச்சோன்னா அது உள்ளே வந்து முடி இருக்கும் அந்த மக்காச்சோளத்துக்கு மேலே அந்த முடியெல்லாம் வந்து எடுத்து இது இது வந்து ஒரு மக்காச்சோளத்தோட முடி இது ப்ராஸ்டேட் கிளாண்டில் எந்த பிரச்சனை இருந்தாலும் வந்து இந்த சோப் வந்து ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து ஒரு குணத்தை கொடுக்கும் அதே மாதிரி கிட்னி ஸ்டோன்னு ஹைட்ரோசல் அது மாதிரி ப்ராப்ளம்ஸ்க்கெல்லாம் வந்து இது ரொம்ப நல்லது இந்த ஹேர் வந்து சாதாரணமாக வந்து நம்ம வந்து தூக்கி போட்டுடுவோம் மக்காச்சோளம் நம்ம வந்து பிரிக்கும் போது இந்த முடியும் சேர்த்து நம்ம வந்து குப்பையில் போட்டுடுவோம் பட் வந்து அது மாதிரி நீங்கள் போடாமல் இதில் நிறையா மருத்துவ குணங்கள் இருக்குது இதை வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம் இதை எடுத்து நல்லா கழுவி ரெண்டு கிளாஸ் தண்ணி வச்சுருக்கேன் இது ஒரு மக்காச்சோளத்தோட ஹேரு ரெண்டு கிளாஸ் தண்ணி வச்சுருக்கேன் இந்த தண்ணியில் வந்து இது போட்டு நம்ம கொதிக்க வச்சு ஒரு கிளாஸ் வரும்படியாக வந்து கொஞ்சம் கொதிக்க வச்சோன்னா அந்த அது சூப் இறங்கிடும் அது குடித்தோன்னா வெறும் வயிற்றில் குடித்தோன்னா ரொம்ப நல்லது அதுக்கு வந்து நான் ஃப்ளேவர் சேர்க்குறதுக்காக கொஞ்சம் சீரகம் ரெண்டு பூண்டு பல் தட்டி வச்சுருக்கேன் இப்போ வந்து இதில் போட்டு நம்ம கொதிக்க வைக்கலாம் தண்ணியில் அந்த ஹேர் போட்டுட்டோம் பூண்டு சீரகம் போட்டுக்கலாம் இது உப்பெல்லாம் வேண்டாம் அப்படியே நம்ம குடிச்சிடலாம் இதை வந்து கொதிக்கட்டும் நல்லா இது மாதிரி கொதிக்கட்டும் இதே கார்ன் சில்கில் வந்து நிறைய கார்போஹைட்ரேட்ஸ் ஃபைபர் பொட்டாசியம் அது போல் வந்து நிறைய மினரல் மினரல்ஸ் நியூட்ரியன்ஸ் விட்டமின்ஸ் எல்லாம் இருக்குது அதனால் இது வந்து ஜென்ரலாக எல்லாருமே குடிக்கலாம் பட் யூரினரி ட்ராக்கில் என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் பிளாடரில் என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் இது வந்து ரொம்ப எஃபெக்டிவ் அதனால் இந்த ஜூஸ் வந்து இந்த சூப் வந்து நீங்கள் வந்து டெய்லியே வந்து இதை போட்டு வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு லிட்டர் பாட்டில் அது மாதிரி வந்து பெரிய நிறையா பான் சேர்த்து ரெண்டு பாட்டில் எடுத்து வச்சுட்டோம்னா நீங்கள் டெய்லி காலையில் இது மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களுக்கு காலையில் வந்து ஒரு கால் லிட்டர் வந்து ஊற்றி கொடுக்கலாம் கூட காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கணும் இது ரொம்ப ஒரு ஹெல்த்தி ரெசிபி இது நல்ல சொன்ன கொஞ்சம் சுண்டின பின்னாடி இது வந்து நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி காட்டு நம்ம கார்ன் சில்க் சூப் ரெடி ஆகிடுச்சு இதில் வந்து எந்த ஒரு ஃப்ளேவரும் இருக்காது இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள் கிட்னி ஸ்டோனுக்கு ப்ராஸ்டேட் கிளாண்டில் இருக்கிற ப்ராப்ளம் ஹைட்ரோசெல் பிளாடரில் இருக்கிற ப்ராப்ளம் யூரினரி ட்ராக்டில் இருக்கிற ப்ராப்ளம் எல்லாத்துக்கும் இது ரொம்ப நல்லது நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்